அனைவருக்கும் வணக்கம் நான் தோப்பி சில நாட்களாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டு என்ன கண்டென்ட் போகிறேன்னு தெரியாமல் கிடைச்சதுலாம் எடுத்து போட்டுட்டு இருந்தேன் பட் வந்து நம்ம போட்டது எல்லாமே வந்து ஒரு பக்தி பயபக்தி அப்புறம் இந்த ஆறு குளம் ஏரி கம்மாக்காரை இந்த மாதிரி தான் போட்டுருந்தோம் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சில நாட்களாக வந்து கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல அதனால் நம்ம வந்து கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கன்னா டைரெக்டாக வேலூர் போக போகிறோங்க கொஞ்ச நாள் ஒரு பத்து நாளைக்கு வந்து பயணங்கள் ட்ராவலை அங்கே என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குது நான் பண்ணுற அனுபவங்கள் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ வந்து வேலூர் ஸ்டார்டிங் நம்ம வந்து பஸ் இந்த கிடைக்கு கும்போணம் பஸ் நன்னிதுலேருந்தே கும்போணத்துக்கு வந்து ஒரே பஸ் தான் கரெக்டாக மணி ஏழரை மணி நினைக்கிறேன் ஏழரை மணிக்கு வந்து இந்த பஸ் நிற்கிது இந்த பஸ்ஸில் நம்ம ஏறி டேரெக்டாக கும்போணம் போய் கும்போணத்துலேருந்து வேலூர் போக வேண்டியது தான் வேலூர் போயிட்டோம் அப்படின்னாவே வந்து அதுக்கு மேலே நான் காரை பஸ்ஸில் கொஞ்சம் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது